சமீபத்தில் தமிழக அரசு அரசாணை நூற்றி பதினஞ்சு என்கிற அரசாணை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையில் அரசு அலுவலகங்களில் பணியமர்த்தப்படுகிறவர்கள் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற அடிப்படையிலே பணியமர்த்துவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம் என்று அந்த அரசாணை சொல்ல தெரிவித்திருந்தது அது ரொம்ப மகி ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது ஏன்னா இந்த தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்பதை தமிழகத்திலே உருவாக்கி தொழிலாளியுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தியதே அதிமுக அரசு அப்படிப்பட்ட பணி தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுகிறதா என்கிற அதிர்ச்சி நிரம்பிருந்தது நல்ல வேளை முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை அரசு பிரதிநிதிகளோடு பேசி அந்த அரசு அரசாணையை நாங்கள் மாற்றி அமைப்போம் அதனுடைய வரம்புகளை நான் மாற்றி புதிய வரம்புகளை தீர்மானிப்போம் அப்படி குழு அமைத்து சிபாரிசு வந்தாலும் கூட அரச ஊழியர் சங்கங்களோடு பேசி தான் அதை அமல்படுத்துவோம் அவங்களுடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் அமல்படுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிற செய்தி வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி தொடருன்னு அண்ணாமலை வந்து அதை வரவேற்ற அறிவிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது இல்லை அந்த ரெண்டு கட்சி அந்த பாஜக அதிமுக ரெண்டும் படுதோல்வி அடைஞ்சிருக்கிற அந்த கட்சிகள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறத தவிர வேறு வழி கிடையாது அவங்க சேர்ந்தே நின்றுதாலே தோற்று தான் போகிறாங்க அப்போ இந்த சூழ்நிலை தனித்தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே ஆகவே இந்த வாட்டியாவது சேர்ந்து நின்று அதை சாதிக்கலான்னு பார்க்குறாங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து போராடுவோம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பால் விலையை உயர்த்திருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பால் விலை உயர்வோ சொத்து வரி உயர்வோ மின்சார கட்டண உயர்வோ இதையெல்லாம் அரசு வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அதுக்கான சில இடங்களில் போராட்டம் இப்போ கூட பால் உற்பத்தியாளர்கள் மீண்டும் போராட்டத்தை துவக்க இருக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து இதை மறுபரிசீலனை பண்ணுங்க என்பதை நம்ம வற்புறுத்துவோம் அதாவது ஏற்கனவே சாதிய ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தை ஏதாவது இந்த இதர பகுதியில் இருக்கிற நலிவுற்றவர்களுக்கு ஒரு பத்து சதமான இடஒதுக்கீடு ஏதோ ஒரு சதமான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எனவே அதை மோடி கொண்டு வந்தபோது நாங்கள் ஆதரிக்கிறது முடிவுக்கு போனோம் எனவே இது வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையிலும் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக கூட்டணி இருக்கிற கட்சிகள் தனித்தனி கட்சிகள் தனித்தனி கட்சிகளுக்கு தனித்தனி கொள்கை தனித்தனி கோட்பாடு இருக்கத்தான் செய்யும் நாங்கள் சொல்கிற விஷயத்த சில விஷயங்கள் வா விசிகா ஏற்றுக்காது விசிகா சொல்கிற விஷயத்த நாங்கள் சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பட் பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அடிப்படையில் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோம் அவ்வளோதான் இல்லை இல்லை இது பிஜேபி கொண்டு வந்த வலைன்னு அவர் சொல்கிறார் தப்பு அது அதான் நான் சொல்கிறேனே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இதை வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே கேரளாவில் நாங்கள் இதுக்கு முன்னாடியே பொருளாதார வரம்பு கொண்டு வந்துட்டோம் எனவே இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி போக்குகளை அவங்க தான் கணக்கில் எடுத்துக்கணும் அதாவது அது இல்லை இல்லை இல்லை இல்லை அதாவது ஏற்கனவே அது வந்து அது அது இன்னொரு ஆபத்தாக போயிடும் அனைத்து சாதிக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துட்டால் சாதிய இட அடிப்படையிலான இடஒதுக்கீடே இல்லாமல் போயிடாது எனவே சாதிய அடிப்படையிலான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடரணும் அவங்களுக்கும் பொருளாதார போயிடணும்னா அவர் சாதியை ஏற்றத்தா சாதிய ஒதுக்கீடே இருக்காது எனவே எங்களை பொறுத்தவரையில் அந்த அந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிந்திக்கிய மக்களுக்கு சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது இன்னும் தேவையான அளவுக்கு காலங்காலத்துக்கு நீடிச்சிருக்கணும் எந்த அளவுக்கு க சாதியை ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்குதோ அந்த காலம் வரைக்கும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய ஒதுக்கீடு அடிப்படை ஒதுக்கீடு நீடிக்கணும் ஆனால் அதே சமயம் வளர்ச்சி போக்கில் சில முன்னேறிய சாதியில் இருக்கிற கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இந்த சலுகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதில் கூட மோடி சொல்லுகிற எட்டு லட்சம் ரூபா வரம்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அது ஏழைகளுக்கான வரம்பே அல்ல அந்த வரம்பை இப்போ கேரளாவில் நாங்கள் நாலு லட்சம் தான் வச்சுருக்கிறோம் எனவே எட்டு லட்ச ரூபா ஏழைன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த வரம்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை இதையே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கருத்தாக சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் நன்றி ஐயா